இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் இதுக்கு முந்தின வீடியோவில் அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னா என்ன யுனைடெட் நேஷன்ஸில் யூஎஸ் அந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னை ஏன் சப்மிட் பண்ணாங்க இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்ல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி எட்டு நாடுகள் எப்படி கையெழுத்து போட்டாங்க எதனால இதை எங்க நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்ல நேரடியாக சொல்லப்பட்ட சொசைட்டி டெவலப்மெண்ட்டை பத்தியும் இதுல எப்படி பாவர்ட்டி அழிக்க போறாங்க எப்படி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண போறாங்க எப்படி ரீசோர்ஸை டெவலப் பண்ண போறாங்கன்ற ஒரு சில விஷயங்களை நம்ம இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம் இதுல மறைமுகமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா டீப் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள அழிக்கப்படுவாங்க அப்படின்னும் வெறும் ஐந்து சதவீத மக்கள் மட்டும் தான் இங்க உயிரோட இருக்க போறாங்க அதாவது வெறும் ஐம்பது கோடி மக்கள் தான் இந்த பூமி முழுக்க இருக்க போறாங்க மற்ற எல்லாரையும் அழிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நம்ம இன்ட்ரோடக்ஷனா முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் முன்னாடி வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க அப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறம் இந்த டீ பாப்புலேஷன் அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்ல சொல்லப்படாத மறைமுகமான இந்த டீ பாப்புலேஷன் பத்தியும் இதுல இந்த இக்லி அப்படின்ற ஒரு என்ஜிஓ பத்தியும் இந்த டீ பாப்புலேஷன் எப்படி கொண்டு வர போறாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத டெப்தா பார்க்க போறோம் இன்டெப்தா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கம்பாரிசன் வேணும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை இன்னொரு இதோட கம்பேர் பண்ணுவோம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாப்பாடு இருக்கு அப்படின்னா அந்த சாப்பாடு எந்த மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்காக இன்னொரு சாப்பாடோட கம்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சினிமாவோட இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் சினிமாவோட கம்பேர் பண்ணனா ரியலில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களால் ஜீரணிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சினிமா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அமெரிக்காவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தி பர்ஜ் அப்படின்னு இந்த பர்ஜ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா களை எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அமெரிக்காவில் இங்கே எக்கனாமி டவுன் ஆகுது நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது நிறைய கிரைம் அதிகமாகுது நிறைய வந்துட்டு ரேப்பு இந்த மாதிரி கிரைம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இந்த எக்கனாமி லெவல் டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேர்ஜ் டே அப்படின்ற ஒரு டேவை டிக்ளேர் பண்றாங்க இந்த டே என்னன்னா அதாவது இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நாளைக்கு காலையில வரைக்கும் ஆறு மணி இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி வந்து நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் ஒரு பேர்ஜ் டே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த பேர்ஜ் டே ஆரம்பமான நேரத்துல இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் இந்த இந்த இடைப்பட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கு நீங்க செய்யற எந்த கிரைமுமே இல்லீகல் கிடையாது எல்லாமே லீகல் அதாவது நீங்க செய்யற எந்த தப்புமே வந்துட்டு தப்பு கிடையாது அந்த மணி பன்னெண்டு மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க கொலை செஞ்சு செஞ்சுக்கலாம் நீங்க ரேப் பண்ணிக்கலாம் நீங்க திருடிக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் மேலேயும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மேலேயும் கையை வைக்காம நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் அது எல்லாமே லீகல் எதுவுமே இலீகல் கிடையாது அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆகிறப்போ அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே தம்மை பிடிக்காதவங்கள எல்லாரும் கொலை செய்கிறாங்க இந்த மாதிரி தேவையில்லை இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்கள கொலை செய்கிறாங்க இந்த நாட்டில் தேவையானதை திருடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெஃப்ட்டும் நடக்குது நிறைய இடங்களில் ராபரியும் நிறைய இடங்களில் வந்து ரேப்பும் நடக்குது பல இடங்களில் கொலை செய்யறதுக்காக ஒரு இடமே உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல பல பேரை கொலை செய்கிறாங்க இந்த கொலை எல்லாமே லீகல் அப்படின்றதுனால யாரெல்லாம் யார் மேலே வன்மம் இருந்துச்சோ யாரெல்லாம் யாரையாவது பழித்துக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பன்னிரெண்டு மணி நேரத்தை பயன்படுத்தி நடத்திக்கிறாங்க அங்க நிறைய கொலைகள் நடக்குது இந்த கொலைகள் அதிகமாக நடந்து அதுக்கு அடுத்தது இந்த பர்ச் டே காலையில் ஆறு மணிக்கு முடியுது இந்த ஆறு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க ஒரு சைரன் மூலமாக இந்த பர்ச் டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பர்ச் டே முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து போனவங்க எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் பாப்புலேஷன் கம்மியாகுது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அது நாட்டுக்கு யாரெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ நாட்டு மேலே பற்று இருக்கவங்க அந்த மாதிரி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்கள கொலை செஞ்சிருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பர்ஜ் டேவே உருவாக்கப்படுது அப்படின்றது அந்த படத்தோட இன்டென்ஷன் அந்த படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்க இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொஞ்ச நாளாக டிக்ளேர் பண்ணுது இனி இந்த வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பர்சன்ட் ஆயிடுச்சு இங்கே எக்கனாமி ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு சஸ்டெயின் பண்ணியாச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரியில் நிறைய தெஃப்ட் நடந்து நிறைய இடத்துல வந்துட்டு பணங்கள் வந்துட்டு பறி போயிருக்கு இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்துட்டு பொருளாதாரம் ஓரளவுக்கு சீரழிச்சு இந்த பர்ஜ் டேக்கு எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி படம் முடிகிற மாதிரி இருக்கும் இந்த பர்ஜ் டே முடிஞ்சதுக்கப்புறம் பல உயிர்கள் அந்த கதை ஸ்டோரி நல்லா இருக்கும் நீங்களும் பார்க்கலாம் பர்ஜ் டேன்னு சொல்லிட்டு இப்போ ஈவன் அமேசானில் கூட டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்துட்டு பர்ஸ் டே அப்படின்ற ஒரு வெப் சீரிஸும் பண்ணியிருந்தாங்க இந்த வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் சீரிஸ் கிட்ட வரும் நீங்கள் பார்த்தீங்கனாவே அந்த பர்ஸ் டே ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் இந்த பர்ஜ் டேல கடைசியாக சொல்லப்படுறது நேஷன் ரீபோர்ன் அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கனாமி லெவல் டவுன் ஆயிடுச்சு நிறைய வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாயிடுச்சு நிறைய கிரைம் உருவாயிடுச்சு இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா தேவை நாட்டுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம கொலை செய்யலாம் நாட்டுக்கு தேவை இல்லைன்ற அழிச்சிடலாம் அப்படின்றத இந்த ஸ்டோரியோட இன்டென்ஷன் இந்த பேஸ் இதே மாதிரி தான் நம்ம இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்ல மறைமுக சொல்லப்பட்ட விஷயம் டீபாப்புலேஷன் இந்த நாட்டுக்கு இந்த பூமிக்கு வந்துட்டு இந்த அந்த எர்த்துக்கு வந்துட்டு எர்த் சேவ் பிளானட் அப்படி சேவ் எர்த் அப்படின்றது தான் இதோட இன்டென்ஷன் இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா தேவையில்லாத இயற்கை வளங்களை யாரெல்லாம் வீணாக்குறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் அழிச்சிடலாம் அவங்களாம் இந்த பூமிக்கு தேவையில்லாதவங்க இவங்கெல்லாம் இருந்து நம்ம ரீசோர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு நம்மளோட சந்ததிகளுக்கும் நமக்கும் இது கிடைக்காம போயிடும் அப்படின்னா டீபாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டீபாப்புலேஷன் பல விஷயங்கள் அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள இதுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா டென் பர்சன்டாவது அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வெறும் வந்துட்டு குழந்தைகள் இந்த ஒன் சைல்டு முறை மாதிரியோ இல்லை வேக்சினேஷன் மாதிரியோ இந்த பல விஷயங்கள் கொண்டு வந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ சட்டன் டைமில் வந்துட்டு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் அழிக்கப்படும் அதெல்லாம் அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த முப்பது வருஷத்துக்குள்ள எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு ரீசோர்ஸை வந்துட்டு ரீட்டர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய பேர்த்த தேவையில்லைன்னு நம்ம எல்லாத்தையும் கொலை செஞ்சு அவங்க எல்லாத்தையும் அழிச்சு கட்டணும் அதுதான் இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒனோட மறைமுகமான திட்டம் இந்த மாதிரி மறைமுகமான திட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் அழிக்கப்படுவாங்க மீதி இருக்கிற ஐந்து சதவீத மக்கள் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்வாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ரீசோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க இதுக்காக பல வழிமுறைகள் பின்பற்றப்படுதான் நிறைய டெக்னாலஜி நிறைய வந்து ஜியோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த விஷயம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னா என்ன அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னோட ஏன் இந்த பர்ஜ் டே அப்படின்றத கம்பேர் பண்ணோம் இந்த அஜெண்டா நான் சொன்ன பர்ஜ் டேல எப்படி வந்துட்டு தேவையில்லாதவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க நேஷனல் வந்து ரீபார்ன் அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்குறவங்களோ அதே மாதிரி சேவையத்துன்ற ஒரு வார்த்தைக்காக இங்கே யாரெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் இங்கே அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கான்ஸ்பிரசி தியரி சதிய கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றதையும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் தேடி போனால் செக் பண்ணலாம் செக் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னோட கான்ஸ்பிரசி தியரி என்ன இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னோட இன்டென்ஷன் அதாவது இன்டைரக்ட் இன்டென்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதில் பல விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த ஃபைவ் ஜின்னு ஒரு சொல்லி இப்போ வந்திருக்கு இல்லையா ஒரு டெக்னாலஜி அந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி கூட இந்த டீபாப்புலேஷனோட ஒரு இன்டென்ஷன் ஒரு ஒரு ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லப்படுது இது கூட இதுக்கான காரணம் இந்த மக்கள் தொகை ஏன்னா ஸ்பேம்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக அதில் அழிக்கப்படும் இது ஃபர்தராக நம்ம பேசுவோம் தொடர்ந்து இப்போ பேசணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கில் போகும்போதும் திரும்ப நான் பேசின மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால இப்போதைக்கு நான் பேசின இந்த பர்ஜ் டேவையும் இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் டீபாப்புலேஷனையும் ஓரளவுக்கு நீங்கள் மெர்ஜ் பண்ணி திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒனோட சீரியஸ் பிஸ்னஸ் என்னன்றது தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இந்த விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் அடுத்தடுத்து இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்னென்ன முறைகள் கையாளப்படுது இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்கோம் இயற்கையை எப்படி நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோமோ அதுக்கு பதிலாக இந்த இயற்கையில் உருவாக்கப்படுற பல விஷயங்கள் பல பாதிப்புகள் யாரால் உருவாக்கப்பட்டு இருக்கு இந்த இக்லின்ற அமைப்புகள்லாம் இதுக்கு பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி